इदं कविभ्यः पूर्वेभ्यो नमो वाकं प्रशास्महे वन्दे मही च तां वाचम् अमृताम् आत्मनः कलाम् நேற்றுக்கு ஃபிஃப்த் ஆக்ட் வரைக்கும் பார்த்தோம் குமார விக்ரமஹாங்கிற அந்த அஞ்சாவது ஆக்ட் வந்து குமாரஸ்ய விக்ரமஹா ஆஹ், லவனுடைய ஒரு பராக்கிரமத்தினுடைய பிரதர்சனம் அந்த ஆக்டில் இருந்தது அந்த அங்கத்தில் இப்போ ஆறாவது அங்கத்தினுடைய ஆரம்பம் என்னன்னா அதனுடைய பெயர் வந்து குமார பிரத்யபிஜானம் அப்படின்னு போட்டிருக்காரு ஸோ பிரத்யபிஜானம்ங்கிறச்சு அடையாளம் கண்டுபிடிக்கிறது இதில் வந்து லவனை வந்து க அடையாளம் கண்டுபிடிக்கிற ஒரு ஒரு இது இந்த இடம் ஏன்னா ராமன் வந்து லவனை பார்த்து பேச போகிறார் அந்த பார்ட் இந்த இடத்துல இந்த ஆக்டில் ஸோ ஃபஸ்ட்டு அஞ்சாவது ஆக்ட் முடியறச்சே வந்து நம்ம யுத்த பூமிக்கு போகலாம் இறங்கலாம் அப்படின்னு சொல்கிறச்சு யுத்தத்தை நமக்கு காமிக்க மாட்டா ஏன்னா யுத்தத்தை காமிக்கக்கூடாது யுத்தம் மரணம் இந்த மாதிரி சில கல்யாணம் நேரடியாக வந்து ஒரு கல்யாணத்தினுடைய ஒரு ஹோமம் வளர்த்து அந்த மாதிரி அந்த விஷயங்கள் எல்லாம் வந்து ஸ்டேஜில் it should not be presented அப்படிங்கிறது ரூல் நாடகத்தினுடைய ரூல்ஸில் இருக்குது நியமங்களில் ஆகையினால இங்கே வந்து என்ன பண்ணுறாருன்னா ஒரு இது மூலியமாக வித்யாதரா அண்ட் வித்யாதரி ஓ வித்யாதர மிதுனம் ரெண்டு பேரை வச்சுண்டு ஒரு மிஸ்ர விஷ்கம்பகம் பண்ணுறாரு இங்கே வித்யாதரா ஸ்பீக்ஸ் இன் சம்ஸ்கிருதம் இந்த வித்யாதரி வந்து பிராகிருதத்தில் பேசுகிறா அவள் ரெண்டு பேரையும் வச்சுண்டு இந்த இடத்துல வந்து ஒரு சின்ன மிஸ்ர விஷ்கம்பகம் அதுல வித்யாதராவும் வித்யாதரி அந்த மிதுனர்கள் என்ன பண்றான்னா இதுல என்ன மாதிரி ஒரு பேட்டில் நடந்துட்டு இருக்கு அந்த லவனுக்கும் சந்திரகேத்துக்கும் உண்டான யுத்தத்தை பத்தி அவ டிஸ்கிரைப் பண்ணிட்டே இருக்கா அங்க பாரு அந்த குழந்தைகள் எப்படி பண்றான் இவன் இந்த அஸ்திரத்தை விடுறான் அவன் அந்த அஸ்திரத்தை விடுறான் அப்படின்னு சொல்லி அந்த என்டையர் பேட்டில வந்து ரெண்டு பேர் மூலியமாக டிஸ்கிரைப் பண்றான் ஸோ அந்த ரெண்டு ஆக்டர்ஸ்னுடைய ஓனஸ் எவ்வளோ இருக்கணும்னு யோசிச்சு பார்க்கணும் ரெஸ்பான்சிபிலிட்டி இல்ல to describe a battle and give the effect to the audience இது கதக்களி இல்லையே இது பாகவத மேளா மாதிரி நமக்கு வந்து நேரடியாக அந்த பேட்டில் மேலே காமிக்க முடியாதே அந்த மாதிரி இல்லை நாடகத்துக்குன்னுட்டு சில ரூல்ஸ் இருக்குது ஸோ இப்போ ததப் பிரவிஷதி விமானேன உஜ்வலம் வித்யாதர மிதுனம் மிதுனம்ங்கிற வேர்டு யூஸ் பண்ணுறதையே பும் ஸ்திரீ ரெண்டு பேரையும் சேர்த்து ஏகசேஷமாக சொல்கிறது அதுலேயும் வந்து வித்யாதரஸ்ச வித்யாதரீச்ச வித்யாதரா வித்யாதரவுன்னுட்டு அதுவும் ஏகசேஷமாக இருக்குது ஸோ அதனால் வித்யாதர மிதுனம் ரெண்டு பேரும் வந்து நிற்கிறாங்க ராகவி படி லெட் சி అహోను खलु अनयोः వికర్తన కుల కుమారయో అకాండ కలహ ప్రచండయో ఉద్యోతిత క్షత్ర లక్ష్మీకయో అత్యద్భుత భ్రాంత దేవ అసురాణి విక్రాంత చరితాని తథా హి ప్రియే పశ్య పశ్య அனையோஹோ குமாரையோஹோ இந்த ரெண்டு பேர் விகர்த்தனங்கிறச்சு சூரியன் சூரிய குலத்து ரெண்டு குழந்தைகளும் இருக்காளே இவாளுடைய இவா ரெண்டு பேரையும் டிஸ்கிரைப் பண்ணுற மாதிரி தான் அடுத்த ரெண்டு விசேஷணங்களும் இருக்குது என்ன சொல்கிறார் விகர்த்தன குல குமாரயோகோ அவ ரெண்டு பேரும் அகாண்ட கலக பிரச்சண்டையோகோ அகாண்ட கலக ஏதோ திடீர்னு ஒரு கலகத்தில் இறங்கிட்டா அப்படியே பேச்சு முத்திண்டே போச்சு உடனே கலகத்தில் இறங்கிட்டா திடீர்னு ஒரு கலகம் ஒரு விரோதம் அதனால பிரச்சண்டையோகோ ரொம்பவும் கோபத்தோடு இருக்கக்கூடியவர்கள் அந்த ரெண்டு குழந்தைகளும் அதுக்கப்புறம் உத்தியோதித க்ஷத்ர லக்ஷ்மிகையோகோ உத்தியோதித க்ஷத்ர லக்ஷ்மிகையோகோ க்ஷத்ரியர்களுடைய லக்ஷ்மிக்க அழகை கொண்டவர்களாக இருக்கிறார்கள் அந்த க்ஷத்ரிய சோபாங்கிறது எப்படி இருக்குன்னா உத்தியோதித ரொம்பவும் பிரகாசமாக இருக்கக்கூடிய க்ஷத்ரியர்களுடைய ஒரு அழகு இருக்கோ இல்லையோ அந்த அந்த பராக்கிரமத்தை காமிக்கிற மாதிரி உண்டான ஒரு அழகு அந்த அழகை கொண்டவர்கள் அந்த இரண்டு பேரும் அனயோகோ அப்புறம் அத்தியுத உத்ராந்த தேவ அசுராணி விக்ராந்த சரிதானி இந்த குழந்தைகளினுடைய ஒரு சரிதானி செயல்கள் அந்த செயல்கள் என்ன விக்ராந்த சரிதானி விக்ராந்த பராக்கிரமம் ஆர் வீர செயல்கள் இந்த அகோங்கிறச்சே ஆச்சரியத்தை காமிக்கிற மாதிரி இருக்கு இந்த குழந்தைகளுடைய ஒரு வீர பராக்கிரம செயல் எவ்வளவு பிரமாதமா இருக்கு என்ன ஆச்சரியமா இருக்கு பாத்தியோ இல்லையோ அப்படின்னு அவர் வந்து ஆரம்பிக்கிறார் இருந்தே நமக்கு வந்து அந்த டிரான்சிஷன் எவ்வளவு பியூட்டிஃபுல்லா தெரியறது யுத்த தர யுத்த பூமியில இறங்கலாம் அப்படின்னு சொன்ன உடனே ஒரு கேப்பு அப்போ இவா ரெண்டு பேரும் வந்து இந்த மாதிரி ஆரம்பிக்கிறச்சேயே விகர்த்தன குலகுமாரயோகோ நம்ம அவ ரெண்டு பேருக்கு வேணா ரெண்டு பேருமே சூரிய குலம்னு தெரியாது சந்திரகேதுக்கு தான் சூரிய குலம்னு தெரியும் லவனுக்கு வந்து சூரிய குலம்னு தெரியாது Chandraketu also does not know the identity of Lava versus அந்த லவனுடைய ஐடென்டிட்டி நமக்கு இங்கே வந்து காமிச்சுடுறார் இல்லையா ஸோ அஹோனு खलु अनयोः विक् अकाण्डकलह प्रचण्डयोः उद्योतितक्षत्रलक्ष्मीकयोः விகர்த்தனகுலகுமாரயோகோ என்னது விக்ராந்த சரிதாணி வீரச் செயல்கள் அந்த வீரச் செயல்கள் எப்படி உத்பிராந்த தேவ அசுராணி தேவர்களும் அசுரர்களும் பயப்படும்படியான ஒரு அஹ், ப- அஹ், ப- மோகிக்க வைக்கிற மாதிரி ஒரு இது உத்பிராந்தன மோகிக்க வைக்கிறது விமூடம் கன்ஃபியூஸ் பண்ணுறது அவர் அதை அப்படியே ஒரு கலக்க வைக்கிற மாதிரி ஒரு வீரச் செயல் ததாகி பிரியே பஷ்ய பஷ்ய இந்த தன்னுடைய பிரியை வித்யாதரியை கூப்பிட்டு காமிக்கிறார் இங்கே பாரு அப்படின்னு சொல்லி அதை டிஸ்கிரைப் பண்ணுறார் அந்த யுத்தத்தை படி குணாடனீகிருத கரால கோலாகலம் விதத்திய கிரகோகோ சரான் அவிரத புரச்சூடயோகோ कोलाहलं विकृत्य किरतोः शरान् अविरत पुरच्चूडयोः विचित्रम् अभिवर्तते भुवनं भीमा भीममायो ம் அஹ், ஜன ஜனாயித கங்கண கணித கிங்கிணீகம் தனு அந்த தனுஷுக்கு தான் இங்க வந்து அஹ், இப்ப ரெண்டுமே உனக்கு வந்து ம், விசேஷணமா போறது ரைட் துவனத் குரு குண அடனீகிருத கரால கோலாகலம் ஜனஜனித கங்கண குவணித கிங்கிணீகம் தனு விதத்ய ஷரான் கிரதோஹோ போ ஆயோதனம் அபிவர்த்ததே அபிவர்த்ததே நமக்கு முன்னாடி இந்த ரெண்டு பேரோட சண்டையானது ஆயோதனம் யுத்தமானது இங்கே அபிவர்த்ததே சம்முகம் வர்த்ததே நமக்கு அபீனம் எதிர்நோக்கி நம்மளுடைய எதிர்க்க இருக்கு இந்த யுத்தமானது அவ ரெண்டு பேரும் எப்படி இருக்கான்னா ஷரானு கிரதோகோ ஷரங்கள் அதாவது அம்புகளை அப்படியே வந்து கிரதோகோ அப்படியே தூவரா எங்க பார்த்தாலும் அப்படி தூவுகின்ற மேலும் அவிரத ஸ்புரத் சூடையோகோ அவிரத இடைவிடாமல் ஸ்புரத்து துடிக்கின்ற சூடையோகோ தலைமுடி அந்த சிகா விட்டுண்டே இருக்கிறதுனால அந்த சஞ்சல் தலையில வந்து அந்த சஞ்சலமா இருந்துட்டே இருக்கு அந்த இது ஷிகா அவளுடையது ஆகையினால அவிரத ஸ்புரத் சூடையோகோ இடைவிடாமல் துடிக்கின்ற சூடையோகோ தலைகளை அந்த ஷிகையை கொண்ட ஷரானு கிரதோஹோ அம்புகளை தூவுகின்ற அவர்களுடைய பீமம் புவன பீமம் ஆயோதனம் புவனம் முழு முழுக்கவும் பயங்கரமாக இருக்கக்கூடிய ஆர் பயமுறுத்துகின்ற ரொம்ப ஒரு ஃபியர்ஸ் பேட்டில் ஆயோதனம் விசித்திரம் அபிவர்த்ததே ரொம்ப விசித்திரமான ஒரு ஆயோதனம் இந்த சண்டையானது அபிவர்த்ததே நமக்கு முன்னாடி நிற்கிறது பாரு அந்த ஷரானு கிரதா கிரதோகோங்கிறச்சு ஷரங் அந்த அம்புகளை தூவுகின்றார்கள் எப்படி அம்புகளை தூவுறானா தனுவும் வித்தத்திய அந்த வில்ல வந்து வித்தத்தியான ஸ்ப்ரெட் பண்ணின்னு அர்த்தம் அதை வந்து பரப்பி வில்ல வந்து பிடிச்சு இழுத்துன்னு அர்த்தம் இல்லையா வில்லு வந்து சாதாரணமாக இருக்கும் அந்த நான்கயிற்று பிடிச்சி இழுக்கிறச்சி அந்த வில்லு என்னமோ பெருசாக அது வந்து ஸ்ப்ரெட் ஆன மாதிரி இருக்கும் அப்படி வில்லை வந்து பிடிச்சி இழுத்துண்டு அம்புகளை விடுறா இந்த குழந்தை அந்த அந்த எப்பேற்பட்ட அந்த வில்லு அப்படின்னா ஜன ஜனித அதில் வந்து நீங்கள் இந்த வில்லுப்பாட்டு கச்சேரிக்கெல்லாம் போயிருந்தோம்னா உங்களுக்கு தெரியும் அந்த வில்லினுடைய கடைசியில் வந்து சலங்கையை கட்டி வச்சுருப்பான் ரைட் அந்த மாதிரி அந்த சலங்கையோடு இருக்கக்கூடிய அந்த வில்லு ஜன ஜனித கங்கண குவணித கிங்கிணீகம் கிங்கிணின்னு அந்த மணி நூபுரத்தில் இருக்கிற மணிக்கு வந்து கிங்கிணின்னு பேர் அந்த மாதிரி கிங்கிணி மணிகளை கொண்டது அந்த கிங்கிணிங்கிறது சின்ன சின்ன மணி அந்த சின்ன சின்ன மணி என்ன பண்ணுறது குவணித்தை சத்தம் எடுக்கிறது அது எதனால் பண்ணப்பட்டது எது போல இருக்குது அப்படின்னா ஜன ஜனித கங்கண இவ குவணித்த ஜன ஜனன்னுட்டு சத்த கலகலன்னு சத்தம் போட்டுருக்கிற இருக்கிற ஒரு கங்கணம் கையில் வளையல் போட்டுட்டா எப்படி சலசலன்னு சத்தம் வந்துட்டே இருக்குமோ அது போல ஒரு சத்தத்தை கொண்ட கிங்கிணி கிங்கிணீக்கம் அந்த சின்ன சின்ன மணிகளை கொண்ட நூபுரத்துல இருக்கிற மாதிரி ஒரு மணியை கொண்ட தனுகு மேலும் இது வந்து ஒரு நல்ல இந்த சத்தம் வளையலோட சத்தம் மாதிரி அடுத்தது வந்து துவனது குரு குண அடனீகிருத கரால கோலாகலம் அடனீகிருத்தங்கிறச்சு அந்த தனுஷனுடைய மேல் பாகம்னு போட்டிருக்கார் மேலே கட்டியிருக்கோ இல்லையோ வில்லானது தனுஷ்கோட்டி ஓகே தனுஷ் தனுஷனுடைய அந்த கோட்டி அக்ரபாகம் அந்த அக்ரபாகத்தை வந்து பார்க்கறதுக்கு ரொம்பவும் பயங்கரமா இருக்கு ஏன்னா அந்த அக்ரபாகத்துல நான் கயிற்று கட்டியிருக்கா அந்த நானுடைய சத்தம் ரொம்பவும் பயங்கரமா இருக்கு ஸோ துவனத்து சத்தமிடுகின்ற குரு பெரிய குண நான் கயிற்றினால் அடனீகிருத கட்டப்பட்ட அந்த தனுஷ்கோட்டி அடனீகிருத கரால கோலாகலம் ரொம்ப பயங்கரமான ஒரு சத்தத்தை கொண்ட தனுஷாவும் இருக்கு அந்த கான்ட்ராஸ்ட் சலசலான் அந்த நூபுரத்தினுடைய சத்தத்தையும் கொண்டிருக்கு அதே சமயத்தில் இந்த நான்கயிற்றினுடைய ஒரு பெரிய சத்தத்தையும் கொண்டிருக்கு அந்த மொனை தனுசனுடைய மொனை கீழே சலங்கையை கட்டியிருக்கார் மேலே நான்கயிற்று பிடிச்சு இழுத்து கட்டினதுனால அங்கே மேலே வந்து நானுடைய சத்தம் வருது சரியா அப்படிப்பட்ட தனுச வித்தத்திய ஷரானு கிரதோஹோ இந்த ரெண்டு சத்தமும் கேட்கறது பிகாஸ் ஒரே சமயத்துல நீ இப்படி பிடிச்சு இழுக்கிறச்சே அந்த வில்லுல இருக்கக்கூடிய சலங்க சத்தமும் கேட்கறது நானுடைய சத்தமும் ஏன்னா விடுறா இல்லையா விடுறச்சே அங்க மேலேருந்து இருந்து அந்த நானுடைய சத்தம் கேட்கறது ம் ஸோ ஷரானு விகிரதோ கிரதோகோ ஷ அம்புகளை தூவுகின்ற அவிரத ஸ்புரச்சூடையோகோ இடைவிடாமல் துடிக்கின்ற சிகைகளை கொண்ட அந்த இரண்டு குமாரர்களினுடைய விசித்திரம் அதிசயமான புவன பீமம் ஆயோதனம் உலகத்திற்கே பயங்கரமா இருக்கக்கூடிய ஒரு ஆயோதனம் சண்டையானது அபிவர்த்தத்தை நமக்கு முன்னாடி நிற்கிறது இந்த இடத்துல வந்து உபமா அங்க ஃபஸ்ட்டு இதில் ஜன ஜனித கங்கண குவணிதங்கிறச்சே கங்கண இவ குவணிதம்னுட்டும் இந்த இடத்துல உப்மா அலங்காரம் அஃப்கோர்ஸ் அனுப்பிராசம் அங்கே சொல்கிறார் ஜன ஜனிதங்கிற இடத்துல சரி அடுத்தது போலாமா விஜிரும்பிதம் சதிக்ஷப்ய மங்களாய் துவயோரபி தனயித்னோரிவ அமந்திரம் துந்துபேர் துந்துமாயிதம் विजृम्भितं च दिव्यस्य मङ्गलाय द्वयोरपि द्वयोरपि मङ्गलाय दिव्यस्य दुन्दुबेः विजृम्भितं आ, दुन्दुबायितं स्तनयित्नोः आमन्त्रं दुन्दुबायितं विजृम्भितं அ, இவா ரெண்டு பேருனுடைய அந்த சத்தம் இருக்கே இவா ரெண்டு பேருனுடைய மங்களத்திற்காக இந்த சத்தத்தை கேட்ட உடனே இந்த ரெண்டு குழந்தைகளும் வந்து யுத்தத்தில் பிரவர்த்திச்சிருக்கா அப்படிங்கிறது தெரிஞ்ச உடனே இந்த திவ்யமான ஒரு துந்துபி சத்தமானது கேட்கறதுங்கிறார் ஆ ஸ்வர்கத்து வரைக்கும் இவாளுடைய இந்த பூமியில என்ன நடந்தாலும் வந்து நமக்கு ஸ்வர்க்கத்திலிருந்து அவ எதிர் பேரிக்கு அந்த பேரியினுடைய சத்தம் இருக்கும் இல்லை இது இருக்கும் அதென்ன பூ புஷ்பங்களை தூவா ஸோ இந்த வித்யாதர வித்யாதரி என்ன சொல்றான்னா உடனே ஆகாசத்துல வந்து துந்துபியினுடைய சத்தமானது கேட்கறது அப்போ நம்ம வந்து புஷ்பத்தை பொழியலாம் அப்படின்னு சொல்லி அடுத்த லைன் வந்து புஷ்பத்தை பொழியலாம் நம்மன்னு சொல்ல போற ஏன்னா எந்த யுத்தம் இங்க பெரிய யுத்தம் நடந்தாலும் உடனே அங்கேருந்து ஒரு சத்தம் வரும் ஒரு புஷ்பம் பொழிவா இந்த ரெண்டு வீரர்கள் மேல அப்படிங்கிறது ஒரு பார்த்துட்டு வரோம் புராணங்கள்ல இல்லையா அதனால துவயோரப்பி விசித்திராய விசித்திரம் சாரி துவயோரப்பி மங்களாய ரெண்டு பேருனுடைய மங்களத்திற்காக ரெண்டு பேருங்கிறச்சு இங்கே வந்து ரெண்டு குமாரர்கள் சந்திரகேது அண்ட் லவன் ரெண்டு பேருனுடைய மங்களாய நன்மைக்காக திவ்யசிய துந்துபேகே ஸ்தனயத்னோஹோ இவ ஆமந்திரம் துந்துபாயிதம் விஜிரும்பிதம் ச அந்த திவ்யசிய துந்துபேகே ஸ்வர்க சம்பந்தமான ஒரு துந்துபி இருக்கு அந்த படகத்வனி ட்ரம்ஸ் அது என்ன பண்ணுறது அதனுடைய ஸ்தன அதனுடைய ஒரு ஆமந்திரம் அப்படின்னா அதி கம்பீரமான துந்துபாயிதம் துந்து துந் அந்த துந்துபாயிதம்ங்கிற ரெண்டாவது வந்து வேற மீனிங் அது ஆக்சுவலி துந்துன்னுங்கிற சப்தத்தை செய்யக்கூடியதாக இருக்கிறது துன் துன் ஈதி சப்தாயிதம்னு எடுத்துக்கணும் அப்படிங்கிற ஆகாரகமான சப்தத்தை கூறுகின்றதாகவும் விஜிரும்பிதம் ச அப்படின்னா அது வந்து ரொம்பவும் நீண்ட அந்த அந்த சத்தத்தை இன்னும் ஜாஸ்தி பண்ற மாதிரி இருக்கு துந்துபியினுடைய சத்தம் இந்த குழந்தைகளுடைய மங்களத்திற்காக அந்த துந்துபியினுடைய துன் துன் என்கிற சத்தமானது விஜிரும்பிதம் வளர்க்கப்படுகிறது புரியுறது இல்லையா அன்பயம் சில சமயம் சின்ன ஸ்லோகமாக இருந்தாலும் கொஞ்சம் கஷ்டப்படும் ஸோ துவயோரபி மங்களாய ரெண்டு குழந்தைகளுடைய நல் நன்மைக்காக திவ்யசிய துந்துபேகே ஸ்வர்க்க சம்பந்தமான அந்த பேரியினுடைய பேரியினுடைய துந்துபாயுதம் துந்துன் என்ற சத்தமானது விஜிரும்பிதம் வளர்க்கப்படுகிறது ஆர் வளர்க்கப்பட்டதாக இருக்கிறது தெரிகிறது விஜிரம்பிதம் அஸ்தி அவர் திருஷ்யத்தே எது போல அப்படின்னா ஸ்தனயித்னோகோ இவன் அந்த சத்தத்தை கேட்டால் என்னமோ மேகத்தினுடைய சத்தம் மாதிரி இருக்கு ஸோ பொதுவாக நம்ம வந்து இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் நடக்கிறச்சே ஒரு மேகத்தினுடைய கர்ஜனை கேட்டோம்னா இட் இஸ் ஆக்சுவலி சொர்க்கத்தில் வந்து அவ துந்துபி வாசிக்கிறா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு இங்கே அது ரெண்டுமே ஒப்ப இருக்கு இங்கே அழகான ஒப்பமா அவ்வளோதான் ஸோ மேகத்தினுடையது போல் ஸ்தனயித்னோகும் இவ மேகத்தினுடைய ஒரு கம்பீரமான துன் துன் என்ற சத்தம் எப்படி இருக்குமோ வளர்ந்துட்டே இருக்குமோ அந்த இடியினுடைய சத்தம் அது போல திவ்யமான ஒரு துந்துபியினுடைய சத்தமானது இருக்கு சரியா விஜிரம்பிதம் ச திவ்யசிய மங்களாய துவயோரபி ஸ்தனயித்னோரிவ ஆமந்திரம் ஆமந்திரம்னா அதிகம்பீரம் ஆமந்திரம் துந்துபேகே துந்துபாயிதம் இந்த இந்த ஆக்ட் முந்தின ஆக்ட்லாம் வந்து நிறைய பாட்டபேதங்கள் இருக்கு I might have missed one or two பாட்டபேதங்கள் ஏன்னா இப்போ இதுலேயே வந்து ஜிரும்பி ஜிரும்பிதம் ச விசித்ராயன் இருக்கு ரொம்ப சிம்பிள் டிஃப்ரென்ஸ் தான் அது விசித்ராய மங்களாயன்னு போடுறச்சே துவயோரப்பி விசித்ராய மங்களாய ரொம்ப ஒரு அத்தியுதமான மங்களத்திற்காக இந்த உற்சாகத்தை வளர்ப்பதற்குண்டான ஒரு மங்களம் அந்த மங்களத்திற்காக இந்த துந்துபி சத்தமானது செய்யப்பட்டது செய்யப்பட்டு இருக்கிறது அப்படின்னு எடுத்துட்டு ஜென்ரலி இந்த இப்போ நம்ம படிக்கிற அந்த புக்கு ரீடிங் வந்து இஸ் தி ஓல்டர் வேர்ஷன் அதாவது ஒரு ஒரு டெக்ஸ்டினுடைய ஆத்தென்டிசிட்டியை நம்ம எப்போ பண்ண முடியும் ஒரு ஏன்னா பல ரீடிங்ஸ் பார்க்குறோம் எந்த ரீடிங் கரெக்டு எந்த ரீடிங் ஆத்தென்டிக்கு அப்படின்னு fixing the reading itself is part of research அந்த ஃபிக்ஸிங் அ பர்டிகுலர் ரீடிங்கிறதுக்கு பல விஷயங்களை நம்ம எடுத்துட்டாகணும் அதில் முக்கியமான ஒரு கான்ட்ரிபியூட்டர் யாருன்னா வியாக்கியாதா வியாக்கியாதா தான் ஸோ வியாக்கியாதாவுடைய date is also very important to fix the reading இப்போ பல வியாக்கியாத்தாக்கள் இருக்கா லேட்டஸ்டா இருக்கிற வியாக்கியாத்தா வந்து இந்த இது மாதிரி புராண வித்தியவன் அசாது சர்வம் நச்சாபிகாவியம் நவமித்திய வத்தியம் சந்த பரீட்சை அந்நியதரத் பஜந்தே நம்ம ரிசர்ச்சராக இருக்கிறச்சே நம்ம எப்போவுமே ரெண்டு எல்லா விதமான வியாக்கியானத்தையும் ரிசர்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் ஒரு டெக்ஸ்ட்டை வந்து கொலேட் பண்ணி கொண்டே வர முடியும் அதனுடைய ஸ்டேட்டுக்கு whatever we are trying is to bring it as close to the state that the author would have intended it இல்லையா அப்படி இருக்கிறச்சே as much is possible if it is an older வியாக்கியாத்தா ஓரளவுக்கு ரிலை பண்ணலாம் எப்படி இப்போ அஷ்டாத்தியாயினுடைய ரீடிங்க்கு மகாபாஷ்யத்தை விட வேற ஒன்றும் ரிலையபிள் சோர்ஸ் இருக்க முடியாது அதுதான் க்ளோசஸ்ட் இன் டேட் இல்லையா அதை பேஸ் பண்ணி இப்போ நம்ம படிக்கிற அந்த இது வந்து is of a more older old dated வியாக்கியாதாவை வச்சுன்னு பண்ணுறதுனால it could be closer to the ஒரிஜினல்னு எடுத்துக்கலாம் ஓகே வித்யாதரி प्रवर्तताम् अनयोः प्रवीरयोः अनवरतम् अविरल ललित विकच कनक कमल कमनीय संहतिः अमर तरु तरुण मणिमुकुल निकर मकरन्द सुन्दरः पुष्पनिपातः ஆ சொன்னேனே அந்த சத்தம் கேட்ட உடனேயே புஷ்பம் பொழியணும் அவ மேல அதுதான் என் சொர்க்கத்துல இருந்து அவ அந்த அஹ், ப- திவ்ய புருஷாலாம் அங்க ஆகாசத்துல நின்னுண்டு இந்த மாதிரி ப- ஆம், யுத்தத்தை பார்க்கறதுனுடைய பர்பஸ் அவளுக்கு ஆசீர்வாதமும் பண்ணணும் ஸோ பிரவர்த்ததாம் அனையோகோ அனையோகோ இவா ரெண்டு பேருக்கும் ஒரு புஷ்ப நிபாத்தகா அழகான ஒரு புஷ்பத்தினுடைய ஒரு நிபாத்தகா பொழிதல் அப்படிங்கிறது பிரவர்த்ததாம் நடக்கட்டும் அப்படின்னு வித்யாதரன் தான் சொல்கிறான் ஸோ அனையோகோ பிரவீரையோகோ வீரர்கள் இந்த ரெண்டு பிரகர்ஷமான ஒரு வீரன் அந்த வீரர்களினுடைய அனவரதம் அவீர அனவரதம் புஷ்ப நிபாத்தகா பிரவர்த்ததாம் இடைவிடாமல் புஷ்பத்தினுடைய ஒரு பொழிதலானது இருக்கட்டும் அந்த ரெண்டு அந்த இது எப்படி இருக்கு அவிரல லலித விகச்ச கனக கமல கமனீய சம்மதிகி புஷ்ப நிபாத்தத்துக்கு போய் இவ்வளோ அப்ஜெக்டிவ் கொடுக்குறது அதாவது வீரர்களுக்கு ரெண்டு ஒரே ஒரு அப்ஜெக்டிவ் பிரவீரையோ ஹோ அப்படின்னு போட்டுட்டோ தன்னுடைய அந்த வித்யாதரன் வந்து தாம் போடுற புஷ்பத்தினுடைய ஒரு அழகை வந்து வர்ணிக்கிறான் அவிரல லலித வீக்கச்ச அவிரல விரல குறைச்சல் அவிரல ஏராளமான லலித மிருதுவான வீக்கச்ச ஏன்னா முள் கிள்ளு இதெல்லாம் போட்டு இப்போ ரோஜா பூவை போட்டோம்னா சரிப்பட்டு வராதோ இல்லையோ அதனால தாமரை பூவை போடுறார் முள்ளே இல்லாமல் இருக்கும்னு ஸோ அதனால லலித மிருதுவான விகச்ச மலர்ந்த கனக க தங்கமயமான ஒரு ஒரு தாமரைப்பூ இல்லை த தங்க புஷ்பத்தை போட்டால் நம்ம உலகத்தில் பார்க்குற தங்க புஷ்பமாக இருந்ததுன்னா அது அப்படியே மேலே வலிக்க தானே வலிக்கும் அதனால தான் லலிதன்னு அங்கே வந்து அட்ஜெக்டிவ் போட்டார் லலித மிருதுவாக இருக்கக்கூடிய விகச்ச மலர்ந்த கனக கமலம் தங்கமயமான ஒரு தாமரை அதனுடைய ஒரு கமனீய கவரக்கூடிய சம்மதிகி கூட்டம் சமூகம் அப்படி இருக்கக்கூடிய புஷ்பனி பாதம் ஓகே அமர தரு தருணா மணி முகுல நிகர மகரந்த சுந்தரகா ஃபர்தராக அது ஏன் அழகாக இருக்குன்னா அந்த அமரத்தரு வெறும் கனக கமலம் தங்க தங்க தாமரையை அமத்திரம் போடலை அமரத்தரு கல்பத்தரு இருக்கே அந்த கல்பக கல்பத்தருவனுடைய மொட்டுக்கள் முகுளம் அந்த முக்குளம் எப்படி இருக்குன்னா மணி முகுளம் அப்படியே இந்த பாரிஜாத்தையினுடைய முக்குளம் வந்து எப்படி ஒரு லைட் ரெட்டிஷாக இருக்குமோ இல்லையோ அந்த மாதிரி இருக்கக்கூடியது ஸோ பார்க்கறதுக்கு அப்படியே ஒரு ரத்தனம் மாதிரி இருக்குது ரத்னம் மாதிரி இருக்கக்கூடிய அமர தரு அமரர் தேவர்கள் தேவ விரக்ஷமான கல்ப விரக்ஷத்தினுடைய தருண இளம் மணி முக்குள மணியை போல் இருக்கக்கூடிய மொட்டுக்களின் நிகர கூட்டம் அதனுடைய மகரந்த சுந்தரகா அப்படியே தேனோடு இருக்கக்கூடிய ஒரு சுந்தர அழகான புஷ்ப நிபாதகா சில சமயம் தோணும் தேவர்கள்லாம் வந்து தன்னை பற்றியே நினச்சிக்கிறாவாரு அதனால தான் வீரர்களை டிஸ்கிரைப் பண்ணாத தான் போடுற புஷ்பத்தை வந்து டிஸ்கிரைப் பண்ணுறாரோ நம்ம தனக்கு ஒன்று தான் வருவான்ல இந்திரன் அது வரைக்கும் யாரையும் கண்டுக்க மாட்டான் வித்யாதரி மந்தாக்கரான் மந்தாக்ராந்தா எனக்கு ரொம்ப ஒரு பிடிச்ச மீட்டர்மா తద్గిమితి పునరకాండ தடி తడి கடாரம் இவ அம்பரம் ஜடிதி சம்ருத்தம் தத் கிமிதி திடீர்னு வந்து ஏதோ ஒரு அசனி அதாவது அந்த கடாரம்னா தடி தடி சட்டா கடாரம் ஐ திங்க் கடாரம்ங்கிறது வந்து வாட் இஸ் தட் பிங்கள வர்ணம் ம் ஓகே என்ன திடீர்னு வந்து மின்னலினுடைய ஒரு மஞ்ச கலர் ஆகாசத்தில் தெரியறது அப்படின்னு அவ கேட்குறான் தத்கிமிதி புனக புனகா மறுபடியும் அகாண்ட விஸ்புரித அம்புகளை போட்டுருக்கா புவனமே பயங்கரமாக இருக்குன்னு சொன்னது போக திடீர்னு வந்து அவள் பயப்படுறா அப்போ தான் அவளுடைய டயலாக் ஆரம்பிக்கிறது வித்யாதரியினுடையது ஸோ தத் கிமிதி புனகா மறுபடியும் அகாண்ட விஸ்புரித திடீர்னு பிரகாசிக்கின்ற தடி சட்டா மின்னலினுடைய ஒரு சட்டா இது பிரபை பிரகாஷம் மின்னல் பிரபையினுடைய ஒரு கடாரம் இவ பிங்கள வர்ணம் தட் இஸ் அந்த ஒரு ஆக்சுவலி பிங்களாங்கிறது இஸ் நாட் uh, மஞ்சள் ஒரு மாதிரி அந்த ம மஞ்சள் ப்ரௌனும் ஒரு கருப்பு கலந்த ஒரு மாதிரி ஒரு பளிச்சுன்னு இருக்கக்கூடிய ஒரு வர்ணம் ரைட்டா அந்த வர்ணத்தை கொண்டதாக அம்பரம் ஜடித்தி சம்பிரதம் இந்த ஆகாசமானது திடீர்னு இந்த மாதிரி ஒரு கலரில் ஆயிடுத்தே என்னது இது கேட்குறா இப்படி வித்யாதரன் विद्याधरः सख्यं खलु अस्य वाष्ट्रयन्त्रभ्रमि भ्रान्त मार् मार्तण्डज्योतिर् ज्योतिः उज्ज्वलः पुटभेदो ललाटः லடாட்டஸ்த प्रधा- ललाटस्थ नीललोहितचक्षुषः ஆ முதல்ல அந்த அஹ், பார்த்த உடனே டிஸ்கிரைப் பண்றது வந்து அந்த ஆகாசமானது திடீர்னு ஒரு அஹ், இந்த சூரியன் வந்து கல்யாணம் பண்ணின்றது யாருன்னு விஸ்வகர்மா பொண்ணு சாயாங்கிறவளை அப்போது சாயா இல்லை இவ சாயா இல்லை ஃபஸ்ட்டு வந்து சூர்யா தானே சம்ஞாங்கிறவ தான் ஃபஸ்ட்டு அவளுக்கு பேர் அவள் வந்து விஸ்வகர்மாவனுடைய பொண்ணு அவன் என்ன பண்ணுவான்னா சூரியனுடைய பிரகாஷம் தாங்கவே முடியல என்னால் வந்து பொறுத்துக்க முடியலன்னு சொல்லி அவள் அப்பாட்ட சொன்ன உடனே ஏன்னா அவர் விஸ்வகர்மாங்கிறதுனால அந்த சாணம் பிடிக்கிற யந்திரத்தில் வந்து சூரியனை கொண்டு வந்து போட்டு அவனுடைய பிரகாசத்தை வந்து குறைப்பாரான் விஸ்வகர்மா அப்படிங்கிறது ஒரு புராணத்தில் பிரசித்தமான விஷயம் அது மாதிரி இங்கே வரும் ஒரு ஜோதிஷ் இருக்கு அப்படிங்கிறார் ஸோ துவஷ்ட யந்திர பிரமி பிராந்த மார்த்தண்ட ஜோதிஹி உஜ்வலகா ஜோதிஹி அது வந்து துவஷ்ட்ர துவாஷ்ட்ர யந்திர துவாஷ்ட துவாஷ்ட்ர யந்திர துவஷ்டுகு யந்திரம் துவஷ்டு துவஷ்டாங்கிறது விஸ்வகர்மா ஸோ துவஷ்டு யந்திரம் துவாஷ்ட துவஷ்டுகு ஈதம் துவாஷ்டம்னு போ வரணும் டங் ட்விஸ்டர் மாதிரி இருக்கு அந்த வேர்டில் துவாஷ்ட்ர யந்திரம் விஸ்வகர்மாவுக்கு சம்பந்தமான ஒரு யந்திரம் ஒரு மெஷின் அந்த மெஷின் என்னென்னா சாண யந்திரம்னுட்டு ஒரு கீழே போடுற சாணம் பிடிக்கிறதுக்காக அந்த டச் ஸ்டோன் இருக்குமோ இல்லையோ அதுக்கு வந்து ஒரு மெஷின் மாதிரி வச்சுட்டு இருக்கார் போல இருக்கு அந்த ஒரு மெஷினில் பிரமி சுற்றுகின்ற சுற்றுவதினால் அதனுடைய சுற்றுதலினால் பிராந்த பிரமம் அடைந்த மார்த்தண்ட ஜோதிகி அப்படியே ஒரு ஜோதிஷ் வந்து இப்படி சுத்தின்னு இருக்கிற மாதிரி இருக்கு சி அடுத்த ஸ்லோகத்தில் சொல்ல போகிறார் என்னது இந்த ஜோதிஷன்னுட்டு அக்னி அஸ்திரம் போட்டார் ஆக்னேய அஸ்திரம் சந்திரகேத்து உபயோகிச்சான் அந்த ஆக்னேய அஸ்திரத்திலிருந்து வரக்கூடிய அந்த அக்னியானது ஃபஸ்ட்டு இப்படி ரவுண்டாக அது வந்து சுத்தின்னு இருந்தது அதுக்கப்புறம் அது போய் டார்கெட்டை அடைச்சு அடிச்சுது ரைட்டா அவர் டார்கெட்டை அடிக்கிறதுக்காக போச்சு அதுக்கு பதில் லெவன் வேறு ஏதாவது பண்ண போகிறான் ரைட்டா ஸோ அதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து அந்த அஸ்திரத்தை வந்து வச்சுட்டு மந்திரம் பண்ண சொல்லணும் இல்லையோ மந்திரத்தை சொல்கிறச்சேயே அந்த ஆயுதத்தில் மேலே அது வந்து புஞ்சிபூதமாக ஆகிறது அந்த அக்னிங்கிறது ரைட் அது பார்க்கறதுக்கு எப்படி இருக்குன்னா இந்த சாண யந்திரத்தில் விஸ்வகர்மாவனுடைய யந்திரத்தில் வந்து சூரியனை போட்டு சுத்தினா அது எப்படி ஒரு ஜுவாலா புஞ்சமாக இருக்குமோ அது மாதிரி இருக்குது இங்கே பார்க்கறதுக்கு ಇಡಾ ತ್ವಷ್ಟ್ರ யந்திர பிரமி பிராந்த மார்த்தண்ட ஜோதிஹி மார்த்தண்ட சூரியனுடைய ஒரு ஜோதிஷ் அந்த ஜோதிஷ் எப்படி இருக்கு உஜ்வலகா பயங்கரமாக அது வந்து பிரகாசமாக இருக்கு அந்த பிரகாசமான இருக்கக்கூடிய அந்த ஒரு இது எப்படி இருக்குன்னா இப்போ பிரைட்டா ஒரு லைட் வந்து இருக்குன்னா நீங்க வந்து ரொம்ப நேரம் சூரியனை பார்த்துட்டே இருங்கோ அப்போ சூரியனை பார்த்துட்டே இருக்கிறச்சு ஸ்லோவாக வந்து சைடில் இருக்கிறது எல்லாமே வந்து கருப்பாக தெரியும் அது அதை பார்த்துட்டு இந்த சின்ன வயசில் குழந்தைகள்லாம் வந்து பார்க்காதன்னு சொன்னால் முதல்ல அந்த சூரியன் அப்படியே பார்த்துட்டே இருப்பாள் அப்போ தான் உங்களுக்கு புரியும் அந்த நடுவில் அந்த ரவுண்டு மாத்திரம் ஒரு ஒயிட்டாக தெரியும் பிரகாஷமாக அதை சுற்றி எல்லாமே திடீர்னு இருட்டாகிற மாதிரி இருக்கும் ஒரு ஒரு பிளாக் ஹியூ ஒன்று வந்த மாதிரி இருக்கும் இந்த பார்க்காதேன்னு சொல்லி பார்த்த குழந்தையில நானும் ஒன்று தான் அதனால தான் எனக்கும் தெரியறது ஞாபகம் வருது அதே மாதிரி இங்கே வந்து அந்த ஒரு ஐடியாவை மனசுல வச்சுண்டு இங்கே வந்து ஒரு ஒரு உப நிதர்சனா போடுறார் எப்படின்னா லலாட்டஸ்த நீல லோஹித சக்ஷுஷா பேதா சாதாரணமா வந்து நெத்திப்பட்ட சிவனுடையது வந்து அப்படியே கவர்டா இருக்கும் அதில் வந்து அந்த ஐலிட்ஸை ஓப்பன் பண்றாரு வச்சுக்கோங்க அந்த எமைகளை ஓப்பன் பண்ணார்னா புடபேதா புட்டம்னா அந்த கண்களை மூடக்கூடிய அந்த எம ஸ்கின்னு அதை வந்து பேதகா திறக்கிறார் திறந்த உடனே அவருடைய இருந்து என்ன வரும்னா ஜுவாலை ஒண்டி தான் வரும் அந்த ஜுவாலை அப்படியே தெரியும் அங்கே அப்போ லலாட்டஸ்த நெற்றியில் இருக்கக்கூடிய நீல லோகித நீல லோகிதங்கிறச்சு அந்த கருப்பாக இருக்கக்கூடிய கண்ணு சக்ஷுஷா கண்களினுடைய புடபேதகா அந்த கண்ணு திறந்த மாத்திரத்துல எப்படி ஒரு ஜுவாலா புஞ்சம் இருக்குமோ அது போல இருக்கு சிவன் வந்து இங்கெல்லாம் வந்து அந்த அந்த கண்ணனுடைய இது திறக்கிற சமயத்துல இங்க சைடில் எல்லாம் வந்து ஒரு கருப்பு ஹியூ வர மாதிரி சிவன் வந்து கருமைங்கிறதுக்கு இல்லை அவர் வந்து இது நல்ல வெள்ளையாக தான் இருப்பார் அவர் ஃபேராக இருக்கக்கூடியவர் ரைட் ஸோ ஜோதிஹி லலாட்டஸ்த லலாட்டம் நெற்றியில் இருக்கக்கூடிய நீலலோகித சக்ஷுஷா கருமையான கண்களினுடைய ஒரு புடபேத உத்காட்டனம் அந்த தறக்கிற சமயத்துல என்ன ஒரு அழகு இருக்குமோ அது போல உஜ்வலகா புடபேதா உஜ்வலகா துவாஷ்டிர யந்திர பிரமி பிராந்த மார்த்தண்ட ஜோதிகி சூரியனுடைய ஒரு பிரகாசம் மாதிரி இருக்கே இங்க ரைட் அர்த்தம் புரியுறதோ இந்த இடத்துல அஃப்கோர்ஸ் அந்த மார்த்தண்ட ஜோதிஹிங்கிற இடத்துல லுப்தோப்பமா வருது இவர் வந்து சந்தேக அலங்காரம் போடுறார் சந்தேக அலங்காரம் ஐ திங்க் இது ஒருவேளை அந்த ஷானை பிடிக்கிறச்சு அந்த யந்திரத்தில் மேலே வைக்கப்பட்ட அந்த பாஸ்கரனோ அப்படின்னு சந்தேகப்படுற மாதிரி இருக்கான் இங்கே அதை அதை விட எனக்கு பாவிக அலங்காரம் தோன்றது பிகாஸ் இங்கே டைரெக்டாக வந்து சூரியனை சாண பிடிக்கிறா அப்படின்னு சொல்கிற மாதிரி தானே இருக்குது அந்த டச் ஸ்டோனில் வச்சு இது பண்ணுறாருங்கிற மாதிரி தானே இருக்குது என்றைக்கோ நடந்த புராண கதையை நேர பார்க்குற மாதிரி தானே சொல்கிறார் அவர் கரெக்டா பாவிக அலங்காரம் புரியறதான்னு கேட்டேன் பாவிகா அலங்காரம் புரியுது எதுக்கு நிதர்சனா ஆ வந்து புடபேதா சம்ருத்தகாங்கிற மாதிரி சொல்றோமோ இல்லையோ இல்லைன்னா அதை வந்து ரூபகம்னு எடுத்துட்டுலாம் ரூபகமோ இல்லைன்னா லுப்தோபமாவோ எடுத்துட்டுலாம் நிதர்சனா வேண்டாம் ம் ஆ யூ கேன் ஜஸ்ட் சே லுப்தோபமா இல்லையா அது எது சொல்லு இந்த உஜ்வலகா தான் पुटभेदः दे आर् पुटभेदस्य यः औज्ज्वल्यं यत् औज्ज्वल्यं ததேவ இந்த இதுக்கும் இருக்கு அஸ்திரம்க்கும் அஸ்திரம்னு இல்லை எதிர்க்க நோக்கி இருக்கக்கூடிய அந்த ஜுவாலைக்கு இருக்குங்கிற மாதிரி ஓ சோ ரெண்டு விஷயத்த சொல்லி ரெண்டு உபமான மாதிரி சொல்றாங்க ஆமா இல்லை ரெண்டு விஷயம் ஏன்னா சூரியன்னு ஒரு உபமா இருக்கு இதுக்கும் ஒரு உபமா இருக்கு புட்டபேதகாங்கிறதுக்கும் உபமா இருக்கு இல்ல புட்டபேதகான்னு சொல்லி அதை வேணா சந்தேக அலங்காரம்னு சொல்லி ஃபர்ஸ்ட் வந்து லுப்தோபமானு சொல்லிடலாம் ரைட்டா பாஸ்கரஹாவை சொல்றது வந்து லுப்தோபமானு சொல்லிட்டு புடபேதஹாவை வந்து ஒருவேளை ஏன்னா கிண்ணுன்னு ஆரம்பிக்கிறார் இல்லையா தத் கிம்னு கலு அத்திய அப்படின்னு ஒருவேளை இதுவோ அப்படின்னு ஸோ அந்த இடத்துல சந்தேக அலங்காரம் டெஃபினட்டாக இருக்குது ஆஸ் ஏன்னா நாடகத்தில் நம்ம தொடர்ச்சியாக கேட்கறதுனால கிண்ணுக்கலு அத்தியான வித்யாதரன் ஆரம்பிக்கிறதுனால உனக்கு வந்து இது சூரியனை போல இருக்கா அல்லது சிவனுடைய அந்த நெற்றிக்கண் மாதிரி இருக்கா அப்படின்னு சந்தேகப்படுற மாதிரி இருக்கு ஸோ சந்தேக அலங்காரம் இஸ் மோர் பளிச்சுன்னு இருக்கு ஓகே ஓகே அந்த கிண்ணுன்றதுனால இது அந்த நிதர்சனாவோட சந்தேகம் சந்தேகம் பெட்டரா இருக்கு ஆமாம் ஓகே நெக்ஸ்ட் போமா படி ஆம் ஆ ஸோ ஃபஸ்ட்டு வந்து அந்த ஜுவாலை தான் தெரியறது அதுக்கப்புறம் யோசிச்சுட்டு ஆ தெரியறது அவன் அக்னியினுடைய அஸ்திரம் அக்னி சம்பந்தமான ஒரு அஸ்திரத்தை பண்ணி இது உபயோ பிரயோகிச்சிருக்கான் சந்திரகேதுன்னு தெரியறது ஜாதக்ஷோபேன க்ஷோபேன சந்திரகேதுனா ஒரு கலக்கத்தை அடைந்து அந்த சந்திரகேதுவினால பிரயுக்தம் என்னது அக்னேயம் அஸ்திரம் பிரயுக்தம் அக்னி சம்பந்தமான அந்த ஒரு அஸ்திரமானது பிரயோகம் செய்யப்பட்டது அப்படின்னு தெரிஞ்சுடுத்து ஸோ எஸ்ய அயம் சட்டா சம்பாதகா அந்த அக்னியினுடைய ஒரு சட்டா பிரபை இருக்கே பிரகாசம் இருக்கே அந்த ஜுவாலையினுடைய வீழ்ச்சி இருக்கு பாருங்க அதுதான் அந்த அந்த அஸ்திரத்தினுடைய அக்னி ஜுவாலை இப்போ தெரியறது அதனுடைய சம்பாத்தம் அதனுடைய விழுதல் தான் இப்போ தெரியறது எனக்கு அப்படிங்கிற சம்பிரதிஹி அந்த ஜுவாலை எப்படி இருக்குங்கிறத வர்ணிக்கிறார் அவதத்த கர்பூரித கேது தாமரையை अपयातमेव हि विमानमण्डलैः दधति ध्वजांशुकपटान् पटाञ्जलेषु इमाः क्षणकुङ्कुम चूरणविभ्रमं शिखाः ஆ, ரொம்பவே டிஃப்ரெண்டா இருக்கு அந்த ரீடிங் இந்த ஸ்லோகத்துக்கு வந்து மூணு நாலு டிஃப்ரெண்ட் ரீடிங் இருக்கு போல இருக்கு அட்லீஸ்ட் மூணு டிஃப்ரெண்ட் ரீடிங் இருக்கு ம் இல்லை ரெண்டு தான் கரெக்ட் ஃபஸ்ட்டு நீ படித்ததை நான் சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு வந்து அவதக்த கர்பூரித கேது சாமரைஹி மண்டலைஹி அபயாதமேவ அபயாதம் ஏவகி எதுக்கு அப்படி சொல்கிறார் அவதக்த கர்பூரித கேத்து சாமரைஹி இந்த ஷிகி தஹதி ஷிகிங்கிறவன் நீ சொன்னது வேற மாதிரி இல்லையா இரு இரு தததி துவஜாம்சுக பட பட அஞ்சல பட்டாஞ்சலேஷு இமாஹா க்ஷண குங்கும சுரண விப்ரமம் ஷிகாஹா இல்லையா அதானே அந்த ரீடிங் ஓகே ஷிகாஹா ஷிகாஹாங்கிறச்சு அந்த அக்னியினுடைய ஜுவாலைகள் ஷிகைகள் அந்த அக்னியினுடைய ஜுவாலைகள் ஷிகாஹா துவஜ அம்சுக பட்டாஞ்சலேஷு இமாஹா ஷிகாஹா க்ஷண குங்கும சுரண விப்ரமம் ததி அந்த துவஜ இதனுடைய கொடியினுடைய அம்சுக கொடி துணி இருக்கோ இல்லையோ அந்த துணியினுடைய பட அஞ்சலேஷு அஞ்சலேஷுன்னு அந்த ஓரங்களில் இமாகா ஷிகாகா இந்த அக்னி சிகைகள் க்ஷண ஒரு க்ஷணம் குங்குமச்சுரண விப்ரமம் அந்த குங்குமத்தை வந்து தடவினா மாதிரி இருக்கக்கூடிய ஒரு விப்ரமம் அழகை தததி தரிக்கிறது இந்த இடத்துல தான் நிதர்சனம் நாட் இன் தி ஏர்லியர் ஸ்லோகம் ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் ரீடிங்கில் உனக்கு நிதர்சனம் வரும் சஜ்ஜ இங்கே வந்து அக்னி எரியறது அந்த அக்னி அஸ்திரத்தினால ஆக்னேய அஸ்திரத்தினால வரக்கூடிய அக்னி ஜுவாலைகள் இருக்கே அந்த ஜுவாலைகள் வந்து ஃபஸ்ட்டு வந்து அதை பார்த்த உடனேயே விமானத்தில் இருக்கக்கூடிய மண்டலங்கள் எல்லாம் வந்து இதுவாயிடுறது ஸோ அந்த விமானத்தில் இருக்கக்கூடிய சாரி ஆகாசத்தில் இருக்கக்கூடிய விமானங்கள் எல்லாமே அபயாத்தம் விலகிவிட்டது பயந்துண்டு எங்க நம்மளையும் எரிச்சிட போறதோ அப்படின்னு சொல்லி அந்த ஆகாசத்துல சஞ்சாரம் பண்ற அந்த தேவதைகள்லாம் வந்து ரதங்கள்ல சஞ்சாரம் பண்றா அந்த ரதத்தை தூக்கிண்டு அவ எல்லாரும் விலகிடுறா ஏன் விலகிறா அப்படின்னா அவளுடைய அவதக்த கர்பூரித கேது சாமரைகி கேது சாமரம்னா கேது அந்த கொடியில வந்து அடியில டாசல் மாதிரி தொங்கின்னு இருக்கும் அதுக்கு சாமரம்னு பேரு கேத்து சாமரம் அந்த கொடியில இருக்கக்கூடிய அந்த எல்லாம் என்ன ஆயிடுதுன்னா அவதக்த அவதக்த அது எரிக்கப்பட்டுடுத்து அதனால கற்பூரித்தம் கற்பூரித்தம்னா சபலம் அங்கங்க அப்படியே ஜால ஜா ஜால் ஜாலி ஜாலியா இருக்கு இந்த இடத்துல ஓட்ட ஓட்டையா விழுந்துருத்தும் ஒரு அங்கங்க தான் வந்து அவதக்தம்னா சம்பூர்ணமா ஆதக்தம் இல்லை ஆசமந்தாத்து தக்தம்னா அப்படியே பஸ்மம் தான் இருக்கும் பாக்கி இங்க அங்கங்க அம்சேன தக்தம் இது அவதக்தம் அங்கங்க பார்ட் பார்ட்டா எரிஞ்சிருக்கிறதுனால ஸோ விச் மீன்ஸ் விஸ்புலிங்கம் வருதுன்னு அர்த்தம் ஒரு ஸ்பார்க் வந்து அப்படி பட்ட உடனே பட்டு எடுத்தும்போம் ஒரு புடவை வந்து சட்டுன்னு ஒரு ஒரு ஸ்பார்க் வந்து பட்டுதுன்னு வச்சுக்கோங்களேன் பட்டு எடுத்துன்னு அந்த இடத்துல வந்து எரிஞ்சுடுத்தும் ஜஸ்ட் அந்த எரிஞ்சதுனால ஒரு ஹோல் வந்திருக்கும் இங்க என்னன்னா இந்த கொடியினுடைய டேசல்ஸ் எல்லாமே அங்க வந்து அங்கங்க அவதக்த ஆகையினால் கர்பூரித ரொம்ப சிதிலமா இருக்கக்கூடிய ஒரு கேது சாமரைகி கொடியினுடைய அந்த டேசல்ஸோட இருக்கிற விமான மண்டலைகி அவளுடைய ரதங்களின் கூட்டம் அதை கொண்டு அபயாதம் ஏவ அந்த ரதத்தினுடைய கூட்டத்தினால் அபயாதம் விலகிற்று ஸோ இது வந்து பாசிவ் வாய்ஸில் இருக்குது சரியா அந்த விமானானி கதானிங்கிறதுக்கு பதிலாக விமானைஹி கதானி விமானைஹி கதம் அதனால அபயாதம் அப்படின்னு போட்டிருக்காரு ஸோ ஃபஸ்ட்டு லைன் ஈஸி புரிஞ்சு கொடுத்தோம் அடுத்தது வந்து ஒரு ரீடிங் இமாஹா ஷிகாஹா இந்த அக்னியினுடைய ஷிகைகள் துவஜ அம்சுகப்பட்ட துவஜாம்சுகப்பட்ட கொடியில் இருக்கக்கூடிய அந்த துணி அந்த துணியினுடைய அஞ்சலேஷு ஓரங்களில் இருந்து கொண்டு ஓரங்களில் சட்டுன்னு அந்த ப சிவப்பாக அந்த அக்னி இருக்கான் அந்த அக்னி இருக்கிறத பார்த்தா நம்ம வந்து புதுசாக துணியோ இல்லை மங்களகரமாக ஒரு விஷயத்துக்கு இது பண்ணுறோம்னா ஓரத்தில் வந்து குங்குமத்தை வந்து இது பண்ணுவோம் இல்லையா தடவுவோம் ரைட் அந்த மாதிரி இந்த அக்னி இருக்கான் பார்க்கறதுக்கு அப்படி குங்கும க்ஷண குங்குமச்சுரண விப்ரமம் ஒரு க்ஷணம் அந்த குங்குமத்தை தடவினா மாதிரி ஒரு அழகை கொண்டதாக இருக்கிறது தததி அல்லது இன்னொரு ரீடிங் என்னன்னா இமாம் துவஜாம்சுக பட்டாவலியும் இந்த துவஜம் கொடியினுடைய அம்சுக பட ஆவலி ஏராளமான இருந்து அந்த பட ஆவலிங்கிறச்சையே ஏராளமான தேவர்களுடைய விமானங்கள் அங்கங்க நின்றுண்டு பார்த்துட்டு இருக்கு இந்த யுத்தத்தை சந்திரகேத்துக்கும் லவனுக்கும் நடக்கிற நடக்கிற யுத்தத்தை அத அந்த ஏராளமான பட கொடியினுடைய துணியின் ஆவலி வரிசை இருக்கு அந்த வரிசையை சிகி அக்னியானவன் அந்த அக்னி எப்படி இருக்கான் பார்க்கறதுக்கு என்ன நவ கிம்சுக தியுதி விப்ரமஹா புதுசா அந்த கிம்சுகங்கிறச்சு ஒரு விதமான புஷ்பம் பலாச புஷ்பம்னு பேர் பொரச ம மரத்தினுடைய ஒரு புஷ்பம் அந்த புஷ்பத்தினுடைய தியுதி பிரகாசத்தை போல் சவிப்ரமக அது போல் இருக்கக்கூடிய ஒரு அழகை கொண்ட ஷிகி இந்த அக்னியானவன் தஹதி எதை எரிக்கிறான் துவஜாம்சுக பட்டாவளி இமாம் தஹதி அந்த இடத்துல வந்து உபமா வரும் if you take that reading வேற அந்த விப்ரமம் ததத்தின்னு எடுத்துட்டோம்னா உங்களுக்கு வந்து நிதர்சனம் வரும் ரைட்டா இப்போ அக்னி அக்னேயாஸ்திரம் சந்திரகேது பிரயோகம் பண்ணியிருக்கான் அதுக்கப்புறம் அதுக்கு பதில் வந்து லெவன் வந்து அதை இது பண்ணணும் மூலியம் தடுக்கணும் மூலியம் அந்த லெவன் என்ன பண்ண போகிறாங்கிறத நம்ம அடுத்த கிளாஸ் பார்ப்போம்